ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் <clears throat> இன்னைக்கு அந்த செல்ஃப் ஆத்மன் கிங்டம் ஆஃப் காட் அந்த கண்டினியூஷனில் நம்ம பார்த்துட்டு இருந்த அந்த கார்னாஸில் ஒன்று மைண்ட் அந்த மைண்டில் அந்த மைண்டை எப்படியெல்லாம் டியூன் பண்ணி <clears throat> இந்த போதம் அதை வந்து அடைய முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு சில டாபிக்ஸை வந்து பார்க்கலாம் போன வாரம் போன வாட்டி வந்து மைண்டை பற்றி பார்த்தோம் கொஞ்சம் டாபிக்ஸ் இன்னைக்கு அதே மாதிரி மைண்டில் உள்ள கண்டினியூஷன் பற்றி பார்த்தோம் ஸோ முதல்ல இன்டென்ஷன் இன்டென்ஷன்னா குறிக்கோள் ஒரு ஒரு ஒரு செயலை பண்ணும்போது அது நல்லதா கெட்டதா அது வந்து எதை வச்சு சொல்றோம் எந்த விஷயத்த நான் பண்ணாலும் அந்த செயல் நான் பண்ணக்கூடிய செயல் வந்து நல்லதா கெட்டதா அதை வந்து மற்றவங்க சொல்றது வேற சரியா இப்ப நான் ஒரு விஷயத்த நான் பண்றேன் அந்த விஷயம் வந்து நான் நல்லது பண்ணினேன் இல்லைன்னா நான் கெட்டது பண்ணேன் அப்படின்னு மற்றவங்களுடைய பார்வையில் அது தெரிகிறது அது வேற நம்மளுடைய பார்வையில் நம்ம பண்ணது எப்பவுமே நல்லதா தான் இருக்கும் எதுவுமே கெட்டதா இருக்காது ஆனா நல்லதுக்கும் கெட்டதுக்கும் உள்ள வித்தியாசம் ரெண்டையும் வந்து எப்படி கண்டுபிடிப்போம் அது வந்து எதை வச்சு வருதுன்னா நம்மளுடைய குறிக்கோள் நம்மளுடைய நோக்கம் அந்த நோக்கம் என்னங்கிறது தான் அந்த செயலோடைய நல்லதையா இல்லைன்னா நல்லதா இல்லைன்னா கெட்டதாங்கிறது தீர்மானிக்கக்கூடியது அந்த நோக்கம் ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் இப்போ என்னோட என்னுடைய வீட்டுக்கு அரிசி வாங்குறதுக்கு ஒரு கடையில நான் வந்து ஒரு பெரிய கியூல நிக்கிறேன் ஒரு ஒரு டூ ஹவர்ஸ் நின்று நான் கியூல ரேஷன் கடையிலன்னு வச்சுக்கோங்களேன் நான் வந்து நின்று அந்த பொருட்களை வாங்கிட்டு வீட்டுக்கு வரேன் அது வந்து நல்லதா கெட்டதா நோக்கம் என்னுடைய வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குறது சரி அதை வாங்கிட்டு வர அது நல்லதா கெட்டதா நல்லதும் கிடையாது கெட்டதும் கிடையாது அதனது கடமை நான் எனக்குள்ள கடமையை நான் செய்கிறேன் என்னுடைய நலனுக்காக நான் அது முதல்ல சொல்லியிருக்கேன் இன்னொரு வீடியோல நான் என்னுடைய இது எல்லா மனுஷனுக்கும் உண்டு எல்லா உயிரினத்துக்கும் உண்டு இதை காப்பாத்துறதுக்கு அது வந்து என்னுடைய கடமை இந்த செட்டப்ல தான் இந்த உலகம் ஃபுல்லா இயங்கிட்டு இருக்குது ஸோ இந்த கடமை பண்றது வந்து நல்லதும் கிடையாது கெட்டதும் கிடையாது அது வந்து நார்மல் கடமை மனுஷனுடைய கடமை அது வந்து கண்டினியூஸா பண்ணிக்கிட்டே இருக்கும் அடுத்தவங்களை பத்தி கவலைப்படுறதுக்குள்ள சொல்றது ஒரு சான்ஸே தேவையில்லை இதுல வராது அடுத்தவங்க என்ன நினைக்கிறாங்க இவங்க என்ன சொல்றாங்க யாரும் நல்லது உங்களை பற்றி நல்லதாகவும் சொல்ல போறதில்லை கெட்டதாகவும் சொல்ல போறதில்லை உங்களுக்கும் நல்லதாகவும் நீங்க பண்ணல மோசமாகவும் பண்ணல இவர் பகவத்கீதையில வரும் ஒரு மனுஷன் தன்னுடைய கடமையை செய்ய வேண்டும் அது அந்த கடமையை செய்வதனால் அவனுக்கு வந்து பாவம் வராது சோ அந்த கடமைங்கிறது வந்து நல்லதும் கிடையாது கெட்டதும் கிடையாது இப்போ அதே இடத்துல நான் வந்து ஒரு பக்கத்து வீட்டு பாட்டி அவங்களுக்கு வந்து போய் வந்து ரேஷன் கடையில் வாங்க முடியாது என்ன அனுப்பிச்சு விட்டுருக்குறாங்க நான் போய் ரெண்டு மணி நேரம் கியூவில் நின்று பொருட்களை வாங்கிட்டு வரேன் நல்லதா கெட்டதா கடமையா கடமையா இல்லை இப்ப என்னுடைய அம்மாவோட அம்மா அந்த மாதிரி பாட்டின்னா எனக்கு கடமை ஏன்னா அவங்க எனக்கு கூடல நான் என்னுடைய அம்மாவுடைய அம்மா சரியா அது வந்து கடமை இது எங்கேயோ உள்ள ஒரு பாட்டி அவங்களுக்கு நான் வந்து ரெண்டு மணி நேரம் இன்னும் வாங்கிட்டு வரேன்னா அது நல்லது புரியுது இல்லையா ஸோ நல்லதுக்கும் கடமைக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் கடமை வந்து நான் <clears throat> என்னுடைய ஸோ என்னுடைய கடமை வந்து என்னது நான் அல்லாத ஒருவருக்கு பண்றது வந்து நல்லது கடமை நான் என்னுடைய ஸோ ரெண்டுக்கும் கொள்ள மெயின் டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய நலத்திற்காக நான் என்ன பண்றேனோ அது வந்து கடமை நான் அல்லாமல் எனக்கு யாருனே தெரியாத பிறர் ஒருவருக்கு நான் எந்த நோக்கத்தோடு நான் ஒரு விஷயத்த பண்றனோ அதாவது அவங்க கஷ்டப்படக்கூடாது அதுக்காக நான் பண்ணக்கூடிய எந்த ஒரு நான் எடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சியும் அது நல்லது இதுக்கு ஆப்போசிட் வந்து கெட்டது நல்லது பண்றது என்ன கெட்டது பண்றது ஸோ எல்லாத்துக்குமே மூல காரணம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த இன்டென்ஷன் அதாவது என்னோட ஞாபகத்துல இப்ப நிறைய நல்லது பண்ணோம்னு வைங்களா நம்ம வந்து நான் நல்லது பண்ண போறேன் அப்படின்னு நினைச்சிட்டு பக்கத்துல உள்ள அவ்வளோ பாட்டியோ இதையும் வாங்கி போய் நின்று ரேஷன் கடையில டெய்லி வாங்கி கொடுத்தேன்னா மேல கடவுள்கிட்ட போகும்போது நமக்கு ரெண்டு ரெண்டு மார்க்கு கூட்டி போடுவார் எல்லாம் கிடையாது இது வந்து நேச்சுரல் இன்ஸ்டிங் இது நேச்சுரலா வரக்கூடியது இதை வந்து ஒரு ஒரு ஒரு பலனை எதிர்பார்த்து பண்ணக்கூடாது அதுல நிக்கிறோம் இது வந்து என்ன சொல்றது நம்மளோட மைண்ட வந்து டியூன் பண்றது இது வந்து நம்ம டியூன் பண்ணி எடுக்க முடியும் ஒரு இடத்துல ஒரு ஆளை பார்க்குறோம் கஷ்டப்படுறாங்க ஓகே நம்மளால முடிஞ்ச உதவி செய்வோம் அவ்வளோதான் பண்ணி கொடுத்துட்டு அது பாட்டுக்கு கையில கொடுத்துட்டு நீங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம் இன்னும் நம்ம நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம் பலனை எதிர்பார்க்கறது வந்து ஆஹ் அது வேற விதமா பிரச்சனையில கொண்டு வந்து முடியும் எப்படி இப்போ பாட்டி கேட்கறத சொன்னீங்க இப்போ இன்னொன்று ஒரு கோயில் ஒரு கோவில்ல வந்து டொனேஷன் நிறைய கேட்குறாங்க அவங்க ஒரு கோயில் கட்டுறாங்க அப்படி இப்படின்னு சில ஆட்கள் வந்து பிச்சைக்காரங்களுக்கு காசு கொடுக்க மாட்டாங்க சரியா பிச்சைக்காரனை பார்ப்பாங்க ஆ பார்த்துட்டான் அப்படின்னு போயிட்டே இருப்பாங்க ஆனா ஒரு நல்ல விஷயத்துக்கு அவங்க வந்து நிறைய காசை கொடுப்பாங்க ஓகே கோவில் கட்டுறாங்க இல்லைன்னா இங்கே இது பண்றாங்க இது பண்றாங்க அவங்க கிட்ட போய் கேட்கிறவங்கள்ட்ட ரெண்டுக்கு என்ன தெரியுமா வித்தியாசம் பிச்சைக்காரன் நாளைக்கு நமக்கு வந்து திருப்பி எதுவுமே பண்ண போறது கிடையாது எதுவுமே பிச்சைக்காரன்றது நம்ம ரிட்டர்ன்ஸ் ஏதாவது ஒன்று எதிர்பார்த்தா பண்றோம் இல்லை ஆனா மற்றவங்க கிட்ட பண்ணும்போது அவங்க வந்து நாளைக்கு சொல்லுவாங்க இந்த கோவில் கோபுரத்தை கட்டினவர் இவர் அதுல பேரெல்லாம் எழுதி போட்டிருக்கு அதுல உள்ள பிரச்சனை என்னன்னா நம்மளுடைய தற்பெருமை அதுதான் புரியுத பெருமை அதாவது இந்த ஹோல் எக்ஸசைஸே எதுக்கு நம்ம இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறோம்னா இந்த நான் என்பது ஒண்ணு இல்லை நான் யார் என்பதை உணரக்கூடியது அந்த அந்த லைன்லாக பேசிட்டு இருக்கோம் அந்த நானை அழிக்கிறதுக்கு முயற்சியில தான் நம்ம இருந்துட்டு இருக்கோம் அதை கூட்டக்கூடியது எதுவா இருந்தாலும் அதை அவாய்ட் பண்றது நல்லது அதுல உள்ள போகாம இருக்கிறது நல்லது ஸோ அப்படி பார்க்கும்போது சிம்பிள் வந்து எனது கோயில் உண்டியல்ல காணிக்கையை போட்டுட்டு வராது அது எவ்வளவோ நல்லது அதுல கொண்டு போய் கொடுத்து என் பேர் வந்து பாரு இந்த கோயில்ல கோபுரம் கட்டுனது நான் மணி கட்டுனது நான் அந்த மாதிரி உள்ளது வந்து மோசமான ஒரு விஷயம் சரியா கோல டிஃப்ரென்ஸ் புரியுது இல்லையா ஸோ அதுக்கு பண்ணாம இருக்கும் ஸோ இது வந்து அந்த இன்டென்ஷன் அந்த நோக்கம் குறிக்கோள் வந்து நான் என் என்னுடைய அது மட்டும் இல்லாம நமக்கு சம்பந்தம் இல்லாதவங்களுக்கும் உதவி பண்றது அது வந்து நோக்கமா சொல்லுங்க உதவி பண்ண நீங்க வந்து என்ன சொல்றது காலையில எழுந்து நான் ஏதாவது உதவி பண்ண போறேன் அப்படின்னு அது கிடையாது நம்மளுடைய வாழ்க்கையில அன்றாடம் அன்றாட வாழ்க்கையில பார்க்கக்கூடிய எங்கேயாவது இடத்துல ஏதாவது யாருக்காவது தேவைப்படும் அத பண்ணி கொடுத்துட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கும் அவ்வளவுதான் ஸோ இது வந்து நோக்கம் அடுத்தது நம்பிக்கை நம்பிக்கை இந்த நோக்கம் நம்பிக்கை இது எல்லாமே மைண்ட்ல உள்ள ஆஸ்பெக்ட்ஸ் தான் சரியா ஏன் இதை நான் மைண்ட்ல நான் சொல்றேன்னா இதெல்லாம் மைண்டோட ஒரு ஒரு ஃபங்க்ஷன் இல்லைன்னா ஃபங்க்ஷன் என்ன சொல்றது ஒரு செயல்பாடு மைண்ட் மூலமா தான் இதெல்லாம் நடக்குது ம் ஸோ அதனால தான் இதெல்லாம் நான் சொல்றேன் நம்பிக்கை நம்பிக்கை என்னன்னா நம்பிக்கை ஓகே இப்போ எப்படி சொல்லலாம் நீங்க வந்து இப்ப சில ஆட்கள் வந்து கிருஷ்ணர் கடவுள் அப்படின்னு நீங்க நம்பலாம் சில ஆட்கள் எப்படி நம்புவாங்க ராமர் கடவுள் ஓகே சில ஆட்கள் ஏசு கிறிஸ்து ஓகே சில ஆட்கள் அல்லா ஓகே நான் என்ன சொல்லுவேன் வேணும்னே விதண்டா விதத்துக்கு நான் என்ன சொல்லுவேன்னா சில்க் கடவுள் அப்படி சில்க்னா சில்க்னா அந்த முன்னாடி உள்ள சில்க் சுமிதான்னு சொல்லிட்டு ஒரு நடிகை வந்து சில்க் வந்து கடவுள் அப்படின்னு நான் சொல்றேன் இப்போ நீங்க சொல்றது கடவுள் ஓகே ஒரு சைட்ல இன்னொருத்தர் சொல்றதும் கடவுள் ஓகே நான் சொல்றது சில்க் சுமிதா கடவுள் இது எல்லாமே ஒரு எண்ணம் அத ரொம்ப கிளியரா பிரிச்சு வச்சிருக்கோம் நான் நினைக்கக்கூடிய ஒரு எண்ணம் தான் அந்த வார்த்தை இது வந்து கடவுள் அந்த எண்ணத்துக்கும் கடவுளுக்கும் தொடர்பு கிடையாது அதாவது இப்ப நான் சொல்லக்கூடியது சில்க் சுமிதாங்கிற போட்டோ அவங்களோட போட்டோ பார்த்திருக்கிறேன் அவங்க நடிச்ச படம் பார்த்திருக்கிறேன் சோ நான் சொல்லக்கூடியது மோர் க்ளோசர் டு ரியாலிட்டி அதாவது உண்மைக்கு ரொம்ப பக்கத்துல இருக்குது நான் சொல்லக்கூடிய சில்க் சுமிதா கடவுள் ஏதோ ஒரு விதத்துல இன்னைக்கு இன்னொருத்தர் சொல்றாரு யாரோ ஒரு ஆள் கடவுள்னு சொல்றாங்க பாத்திருக்கீங்களா பார்த்தது கிடையாது எப்படி தெரியும் அது யாரோ சொன்னாங்க இது நான் சின்ன வயசுல உங்களுடைய குடும்பத்துல இப்போ உள்ள குடும்பத்துல நீங்க பிறந்ததுனால இந்த குடும்பத்துல உள்ள என்ன சொல்றது கல்ச்சர் அது இதெல்லாம் வச்சு வளர்ந்ததுனால அதனால எல்லாம் சேர்ந்துதான் நீங்க வந்து என்ன சொல்றீங்க இந்த ஆள் கடவுள் அப்படின்னு சொல்லி நீங்க வழிபடுறீங்க இதே இது நீங்க பக்கத்து வீட்டுல பிறந்திருந்தீங்கன்னா நீங்க அவரு சொல்லக்கூடிய கடவுளா தான் நீங்க வழிபட்டு நம்ம எல்லாருமே அப்படிதான் அப்படித்தானே சோ இவர் கடவுள் அப்படின்னு நம்ம நினைக்கிறதுனால கடவுள் வந்து அப்படி ஆக போறது கிடையாது இது வந்து ஒரு எண்ணம் இது ஏன் இம்பார்ட்டன்ட்னா இந்த எண்ணங்கள் நமக்கு சொந்தமானவை நமக்கு உள்ளாக உள்ள இந்த எண்ணத்தை அடுத்தவங்கள்ட்ட அதாவது இந்த எண்ணங்கள் தான் நமக்கு வந்து நம்பிக்கை அந்த பேர்ல இருக்கு கடவுள் நம்பிக்கை அப்படின்னு சொல்றோம்ல இப்ப எனக்கு கடவுள் நம்பிக்கை இந்த ஆள் கடவுள் அப்படின்னு எனக்கு மைண்டுக்குள்ள இருக்குது இந்த எண்ணத்தை அதாவது இந்த நம்பிக்கையை நான் அடுத்தவங்கள்ட்ட திணிக்கும் போது திணிக்க முடியும் ஈஸியா திணிக்க முடியும் அதை திணிக்கும் போது அவங்களுக்கு இதே மாதிரி ஒர்க் ஆகணும்னு கிடையாது உங்களுக்கு ஒர்க் ஆகணும் ஆகிற மாதிரி அவங்களுக்கு ஒர்க் ஆகணும்னு கிடையாது இதுலதான் இந்த மத மாற்றம் அந்த கான்செப்ட் எல்லாமே வருது அது அது எப்படி சொல்றது பைபிள் பைபிள் இல்ல கிறிஸ்டியானிட்டியில ஒரு பாட்டு வரும் சந்தோஷம் பொங்குது சந்தோஷம் பொங்குது சந்தோஷம் என்னில் பொங்குதே அல்லேலியா இயேசு என்னை ரட்சித்தார் முத்தும் என்னை மாற்றினார் சந்தோஷம் பொங்கி பொங்குது அது பாட்டு எழுதுனது யாருன்னு தெரியாது பியூட்டிஃபுல் லைன்ஸ் அதாவது கடவுளை உணர்ந்து ஒருத்தர் வந்து எழுதியிருக்கக்கூடிய வரிகள் சரியா இப்போ அவரு வந்து அந்த பாட்டை பாடுறாரு ஓகே இப்ப இதே பாட்டை இன்னொரு ஆள்கிட்ட எடுத்துட்டு போய் ஓகே நீயும் பாடிக்கோ அவரும் பாடுவாரு எப்படி பாடுவாரு சந்தோஷம் போகுது அவர் பாட்டுக்கு பாடுவாரு ஆனா சந்தோஷம் போகுதான் அது வராது புரியுது இல்லையா ஏன்னா அதை ஒரிஜினல்லா எழுதினவருக்கு தான் அதோட அந்த அந்த உண்மையான உணர்வுல அவர் அதை எழுதியிருக்கிறார் அது இன்னொரு ஆள்கிட்ட போது அது என்ன சொல்றது அவரு கடமைக்காக பாடுறாரு இல்லைன்னா கடவுளை அடையணும் அப்படின்னு ஒரு ஆசையில பாடுறாங்க அது வேற ஆனா இந்த நம்பிக்கை அப்படின்னு நான் வச்சிருக்கிறேன்னு சொல்றேன் இல்லையா நம்பிக்கை ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் உள்ளது இந்த அதாவது இந்த மைண்ட் வந்து எப்படி தெரியுமா மைண்ட் வந்து ஒரு அந்த சிலந்தி வேலை பார்த்துருக்கீங்களா சிலந்தி வேலை அது வந்து இப்படி பல இடங்கள்ல நூலை போட்டு இப்படி ஒரு வலையை செட் பண்ணி வச்சிருக்கோம் அதுல ஒன்று கீழே கொஞ்சம் அப்படி ஆடிச்சதுன்னா ஒரு வலை ஒரு சைட்ல உள்ள அந்த நூல் ஒன்று ஆடிச்சதுன்னா அது கஷ்டப்பட்டு இதுல உட்காந்து பின்னி பின்னி பின்னி பின்னி அதை வந்து சரி பண்ணும் அதே மாதிரி தான் மைண்டும் நம்மளோட மைண்ட் வந்து இப்படி ஸ்டடியா இருக்கணும்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்கா ஒரு ப்ராசஸ் நடந்துட்டு இருக்குது மனுஷனுக்குள்ள எல்லாமே அப்படி பர்ஃபெக்டா இருக்கும் அப்படி இருந்தா நம்ம ஹாப்பியா இருக்கும் ஏதாவது ஒண்ணு அடிச்சுன்னு வைங்களா வேலை போற மாதிரி இருக்குது இல்லைன்னா உடம்பு சரியில்லாத மாதிரி தோணுது எல்லாமே ஆட்டம் கொடுக்கும் ஸோ அந்த ஆட்டம் கொடுக்கறத ஸ்டாப் பண்றதுக்கு மைண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா திரும்ப அதுவாகவே எது எல்லாமோ பண்ணும் இதை வந்து இப்படி இருக்குமோ அதை அப்படி பண்ணலாமோ இல்லைன்னா இந்த கோயிலுக்கு போயாச்சுன்னா அங்க என்ன சொல்றது ஒரு பரிகாரம் கிடைக்குமா இல்லைன்னா இதை பண்ணலாமா இதை பண்ணலாமா அதாவது பல பல பல பல பல ஐடியாக்கள் வந்து தோண்டும் இதெல்லாம் கான்செப்ட் தான் சரியா இதுல எத்தனனும் உண்மைங்கிறது வந்து நமக்கு தெரியாது உண்மைக்கும் நம்பிக்கைக்கும் ரொம்ப தூரம் சரியா நம்பிக்கை எப்படி வேணாலும் நம்பலாம் இப்போ எனக்கு கண்ணு தெரியாதுன்னு தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப நான் நான் என்ன சொல்லலாம் நான் யாருமே பேசவும் இல்லை நான் என்ன சொல்லலாம் சூரியன் வந்து பச்சை கலர்ல இருக்குது அப்படின்னா நம்பலாம் நம்பல யாரும் வந்து குறை சொல்ல போறது கிடையாது இது வந்து என்னுடைய நம்பிக்கை அது உண்மையா கிடையாது அது உண்மையா சொல்லி நம்ம வெரிஃபை பண்ண வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு சோ கண்மூடித்தனமாட்டு எதையுமே நம்பாதுங்க யார் என்ன சொன்ன நான் சொல்றது சரிதான் சேர்த்துதான் அது உண்மையா ஐயா உங்களுடைய நம்பிக்கை இது எல்லாமே மைண்ட் வந்து ஸ்டெடியா வச்சிருக்கக்கூடிய ஒரு ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு போக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் உள்ள மொத்த நம்பிக்கையும் போட்டு எழுதணும்னு வச்சுக்கோங்களேன் அதுல எத்தனை உண்மைன்னு பார்த்தாச்சுன்னா எதுவுமே உண்மையா இருக்கு சோ இந்த நம்பிக்கை என்பது நமக்கு உள்ளால உள்ளது அதை நமக்கு உள்ளால வச்சுக்கோங்க இத இம்பார்ட்டண்டா வந்து ஒரு பாயிண்ட் சொல்லுங்க என்னன்னா ஒரு ஒரு ஆளை பார்க்கறோம் புதுசா ஒரு ஆளை பார்த்துட்டு அந்த ஆளே சரி இல்லையே அது நமக்கு உள்ள தோணும் சொல்ல சொல்லுவோம் பார்த்துருக்கீங்களா அந்த ஆள் சரி இல்லையா அந்த ஆள் எவ்வளவு நல்லது பண்ணியாச்சுன்னாலும் நம்ம வந்து அந்த ஆள் சரி இல்லைன்னு சொல்லி முதல்ல ஒரு ஒரு ஐடியா இருக்குது இல்லையா அது நம்மளோட நம்பிக்கை அவ்வளவுதான் நம்மளுடைய எண்ணம் அந்த பேசிஸ்ல தான் நம்ம வந்து அந்த ஆள்கிட்ட ரியாக்ட் பண்ணுவோம் ரியாக்ட்னா என்ன நம்ம நம்ம பண்ணக்கூடியது எதுவுமே ஒரு ஒரு ஒரு நம்மளா பண்ற விஷயமா இருக்காது இருக்காது அந்த நம்பிக்கை பேட்ல இருக்குது அந்த ஆளை பற்றி அதனால் நம்ம வந்து அந்த நம்பிக்கைக்கு தகுந்த ரீதியில அந்த ஆள்கிட்ட நம்ம வந்து ஆன்சர் பண்ணுவோம் எல்லாமே ஸோ அது வந்து நம்ம பண்ணக்கூடிய ஆக்ஷன் கிடையாது ஆக்ஷன் என்னன்னா ஆக்ஷனுக்கும் ரியாக்ஷனுக்கும் வித்தியாசம் தெரியுங்களா ஆக்ஷன்னா நான் இப்போ ஒரு வெளியில் நிற்கிறேன் ரோட்டில் ஒரு குழந்த அப்படி ரோடை கிராஸ் பண்ணுது அதில் போய் அதுக்கு கையை பிடிச்சி நான் ஹெல்ப் பண்ணி கிராஸ் பண்ணேன் அது வந்து ஆக்ஷன் இதுக்கு முன்னாடி நான் அந்த குழந்தை பற்றி யோசிக்கல அந்த குழந்தைய தெரியவும் செய்யாது உண்மை தெரியாது ஸோ பார்க்குற ஒரு தேவை இருக்குது பூர்த்தி செய்யற அது ஆக்ஷன் ரியாக்ஷன்னா அந்த குழந்தை எனக்கு எதிரியோட குழந்தை அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் வச்சுக்கோங்க ஸோ நான் வந்து அந்த இடத்துல அந்த குழந்தைக்கு கையை பிடிச்சி நான் வந்து கிராஸ் பண்ணி விடலாம் ஆனாலும் அந்த எதிரியோட குழந்தைன்னு சொல்லி மைண்ட்ல இருக்குது இல்லையா அந்த எண்ணம் என்ன எனக்கு ஆக்ஷனை பண்ண விடாது ரியாக்ஷனை பண்ணும் ரியாக்ஷனை தான் நான் வந்து அந்த அந்த குழந்தைய கிராஸ் பண்ணி விடுறத நான் ரியாக்ஷன் சொல்றேன் ஏன்னா இப்படி ஒரு கான்செப்ட் மைண்ட்ல இருக்கு என்ன சொல்ல வரேன்னா நம்பிக்கை வந்து எல்லா மனுஷனுக்கும் இருக்கும் அது நம்ம வந்து அதை நம்பிக்கை வைக்காதுங்க அப்படின்னு எல்லாம் சொல்றது வந்து முட்டாள்தனம் ஆனா நம்பிக்கை என்பது நம்பிக்கை என்பது அது உண்மையா அதை வந்து வெரிஃபை பண்றது நம்மளுடைய கடமை எந்த நம்பிக்கையும் சரி முட்டாள்தனமா எதையுமே நம்பாது உங்களை சுத்தி நடக்கக்கூடியது என்னவா இருக்கட்டும் அதுல என்னது உண்மை அது நம்ம நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும் கண்டுபிடிக்க அது உண்மையா இல்லையா அடுத்தது மைண்டோட இது சொல்லணும்னா இமேஜினேஷன் சொல்லலாம் இமேஜினேஷன் இமேஜினேஷன் கற்பனை திறன் ஒவ்வொரு மனுஷனுக்கும் கற்பனை திறன் உண்டு இந்த ட்ரீம் அடிக்கிறதுலாம் சொல்லுவோம் இல்லையா இப்படி நான் உட்காந்துட்டு இப்போ பிச்சைக்காரன் வச்சுக்கோங்களேன் உட்காந்துருக்கலாம் அவன் வந்து நினைச்சுக்கலாம் <clears throat> அவன் வந்து ஒரு ராஜா ஃபுட் எல்லாம் நிறைய இருக்கிற மாதிரி நிறைய அவனை சுத்தி ஃபுட் இருக்கிற மாதிரி அவன் நினைச்சிட்டு உட்காந்துருக்கலாம் ட்ரீம் பண்ணி முடிக்கும் போது என்ன நடக்கும் திருப்பியும் சரியா அந்த கனவுல கனவு உலகத்துல இமேஜினேஷன் என்ன கற்பனை திறன் இல்லாத ஒன்ன நம்ம நினைச்சு பார்க்கணும் எப்படி இப்படி இருந்தால் எப்படி இருக்கும் அதாவது இமேஜினேஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஆஸ்பெக்ட் மனுஷனுக்கு இமேஜினேஷன் வந்து அந்த கிரியேட்டிவிட்டி எல்லாத்தையும் கொண்டு வர்றதுக்கு இமேஜினேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் கிரியேட்டிவிட்டின்னா எதுக்கு தேவை இப்போ ஒரு வாழ்க்கையில ஒரு ஒரு காம்ப்ளெக்ஸான என்ன சொல்றது எப்படி மனுஷன் வந்து ஏரோப்ளைன் எப்படி பில்ட் பண்ணான் எப்படி பில்ட் பண்ணு பார்த்தோம்னா அது வந்து நம்ம வந்து அதை நினைக்கணும் ஓகே இப்படி பறந்தால் எப்படி இருக்கும் அப்ப இப்படி பறக்கிறதுக்கு என்னதெல்லாம் தேவை ஸோ கிரியேட்டிவிட்டி வந்து வர்றதுக்கு இமேஜினேஷன் ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப தேவை கற்பனை தேவை நான் அதை பற்றி சொல்லல நான் சொல்லிட்டு இருக்கக்கூடியது டே ட்ரீமிங் டே ட்ரீமிங்னா நான் சும்மா எப்படி உட்காந்துருக்கோம் நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனையிலிருந்து வெளியில வர வர்றதுக்குள்ள வழியை நம்ம பார்க்காம நம்ம என்ன பண்ணுவோம்னா பகல் கனவு பகல் கனவுனா அந்த பிரச்சனையிலேருந்து எஸ்கேப் ஆகி ஒரு அல்ப நேர சந்தோஷத்துக்காக அது என்ன சொல்ல இப்படி ட்ரீம் அடிக்கும் போது நம்ம மைண்ட்ல அந்த பிரச்சனை வந்து இருக்காது அந்த பிரச்சனையை மறந்துடுவோம் அந்த சந்தோஷத்துக்காக நம்ம வந்து இந்த டே ட்ரீமிங் உள்ள அந்த அதாவது அது எதனால தெரியுமா ஆன்மீகம் ஆன்மீகம் இல்லைன்னா சித்தாந்தம் அந்த இதுல வந்து இந்த டே ட்ரீமிங் மோசம்னு சொல்றேன் எப்படி சொல்லலாம் ரெண்டு திருமூல திருமூல திருமந்திரத்துல வரும் நினைக்கிறேன் அதாவது அந்த ஒரு மனிதனுடைய இயல்பான நிலை அதாவது என்ன சொல்றது பர்ஃபெக்ட் ஸ்டேட் ஆத்மன் ஆத்மன் ஸ்டேட்லன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஸ்டேட்டு தான் வந்து விழிப்பு நிலை அதுதான் நார்மல் ஸ்டேட் இப்போ நான் பேசிட்டு இருக்கக்கூடியது நீங்க கேட்டுட்டு இருக்கக்கூடியது நம்ம எல்லாருமே கனவு உலகத்துல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த லாஜிக் சரியா அது கரெக்டா அது அப்படிதான் வரும்னு தெரியல ஆனா அந்த லாஜிக்கை சொல்றேன் நம்ம வந்து இப்போ முழிச்சிட்டு இருக்கிறோம் இல்லையா இது வந்து கனவு நிலை ஸோ இந்த நிலையிலிருந்து முழிக்கும் போது நம்ம வந்து அந்த இயல்பான அந்த ஆத்ம நிலைக்கு நம்ம போவோம் அப்படின்னு சொல்லுவோம் சரியா ஸோ அதாவது முழிச்சிருக்கும் போது ட்ரீம் அடிச்சுட்டு இருக்கோம்னு சொல்றாரு அதான் அதில் உள்ள மெசேஜ் இதுல இந்த முழிச்சிட்டு இருக்கும்போது என்ன ஒரு ட்ரீம் அடிச்சா அதாவது என்ன சொல்றது கற்பனை திறன் அதை யூஸ் பண்ணி ஒரு உலகத்தை நம்மளாவே உருவாக்கிட்டு வாழ்ந்தோம்னா என்ன என்ன மீனிங்னா நம்ம <clears throat> நம்மளுடைய கனவுல என்ன ஒரு கனவை காண்பது போல புரியுதா அது வந்து அந்த உண்மையான நிலையில இருந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப தூரத்துக்கு போற மாதிரி சோ நிஜத்துல இருந்து விலகி ஓடுறது மாதிரி அது கொஞ்ச நேரம் சந்தோஷம் கிடைக்கும் பிரச்சனையை மறந்து வாழலாம் ஆனா அது வந்து அந்த உண்மையான நிலையில இருந்து விலகி போற மாதிரி இப்படி ட்ரீம் அடிக்கிறதுனால பிரச்சனை சால்வ் ஆகுமா அதுவும் கிடையாது சரியா என்ன சொன்ன மாதிரி அற்ப நேர சந்தோஷம் சுகம் அவ்வளவுதான் சோ அதனால அந்த இமேஜினேஷன் இந்த கற்பனை திறனை நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தணும் பயன்படுத்தணும் இந்த ட்ரீம் அடிச்சு பிரச்சனையிலேருந்து ஒழிச்சு ஓடுற மாதிரி பண்ணாம இருக்கிறது நல்லது அடுத்தது ஹோப் ஹோப்பு பற்றி சொல்லலாம் ஹோப்னா ஹோப்புக்கு தமிழ் வேர்டு தமிழ் வேர்டு தெரியாது தன்னம்பிக்கை கிடையாது நான் சொல்றது நம்பிக்கைன்னு நம்ம முதல்ல சொன்னோம் இல்லையா தன்னம்பிக்கை தன்னம்பிக்கை இருக்கலாமா ஓகே நான் அதுக்கு அதுக்கு மீனிங் நான் ஹோப்னு சொல்லி நான் நான் மீன் பண்றத எக்ஸ்பிளைன் பண்றேன் தமிழ்ல அதுக்கு ஏதாவது வேர்ட் இருக்கலாம் அதாவது நம்ம உயிரோடு இருக்கிறதே வந்து ஒற்ற ரீசன் ஆகும் எதனாலன்னா ஆசைகள் இருக்குது இல்லையா நமக்கும் ஆசைகள் இருக்குது அதனால தான் மனித பிறவி எடுத்தோம் அது இதுன்னு எல்லாம் சொல்லுவாங்க ஓகே அதெல்லாம் ஒரு சைடா அந்த ஆசையை அனுபவிக்க வேண்டும் அந்த ஒரு ஐடியா இருக்கு இல்லையா நமக்கு தலைக்குள்ளால அனுபவிக்கணும்னு சொல்லி அதை தான் நான் ஓப்பன் நான் சொல்றேன் நம்பிக்கை கிடையாது புரியுது இல்லையா சோ அந்த ஆசையை நம்ம நினைச்சது அது அடைவோம் ஓகே அந்த வழியில் அது வந்து அது ஒழுங்கா எக்ஸ்பிளைன் பண்ணதில்ல அது ப்ராப்பர் தமிழ் வேர்டு இருந்துச்சுன்னா சொல்லுங்க நம்பிக்கை கிடையாது இந்த ஹோப் ஹோப் இல்லைன்னா என்ன நடக்கும் அப்படி பாருங்க இந்த இப்பெல்லாம் டிப்ரெஷன் சொல்லி ஒரு நோயின்னு அது சொல்லுவாங்க தெரியுமா டிப்ரெஷனோட சயின்ஸ் வந்து என்னன்னு எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய சொல்லுவாங்க செல்ஃப் எஸ்டீம் போச்சுது சுயமரியாதை மொத்தமாக இழந்துருவாங்க கையாலாத கையால் ஆகாதத்தனம் ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லுவாங்க என்னால் என் ஒண்ணுமே முடியாது வாழ்க்கையே போச்சுது என் மீளவே முடியாது அது இது நிறைய சொல்லுவாங்க நிறைய விஷயங்கள் டிப்ரெஷனோட சிம்டம்ஸ் அதெல்லாமே வருது ஆனா அது எதனால டிப்ரெஷன் வருதுங்கிறது வந்து ஒரு கிளியர் ஆன்சர் கிடையாது மெடிக்கல் டேர்ம்ஸ்ல uh, இப்போ மெடிக்கல் சயின்ஸ்ல இப்போ ஒன்றும் கிடையாது அது என்ன மீனிங் என்ன ஆக்சுவலாக உள்ள என்ன நடக்குது அந்த ஹோப்புன்னு நான் சொல்றேன் இல்லையா ஒரு ஒரு நம்பிக்கை கிடையாது அது அந்த ஹோப்புங்கிற ஒரு கான்செப்ட் வந்து சுத்தமாக போயிடும் ஜீரோ ஆயிடும் அந்த ஆண்களுக்கு அந்த ஹோப்பு ஜீரோ ஆகும்போது இனி வாழ்க்கையில பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு ஒரு நிலம் என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது நான் வாழ்றதே வேஸ்ட் இல்லைன்னா என்ன சொல்றது என்ன வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது எல்லாமே எல்லாமே நெகட்டிவா வந்து இந்த சூசைடு தற்கொலை முயற்சி அது இது அது இது ஐயா இதுக்கு அடிப்படை வந்து என்னன்னா சிலவங்க வந்து நினைப்பாங்க இப்போ எப்படி சொல்றது அவங்களோட வாழ்க்கை அப்படி இருக்கும் நான் தான் வாழ்க்கையில இப்படியெல்லாம் பண்ணி கஷ்டப்பட்டு என்னுடைய சொந்த முயற்சியில நான் வந்து இன்னைக்கு இந்த நிலைமையில் நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் அது உண்மை ஆனா என்ன ஒரு சில ஆட்கள் உண்டு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நான் படிச்ச படிப்புக்கு நான் இப்ப இருக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் சிலவங்க என்ன சொல்லுவாங்கன்னா எல்லாம் அவன் செயல் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா அதாவது என்னு என்னுடைய முயற்சி ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப கம்மி இது நாம் பண்ணினது கிடையாது என்னுடைய வாழ்க்கை இது வந்து நாம் பண்ணி என்னுடைய ப்ராடக்ட் கிடையாது இப்ப நான் என்ஜாய் பண்ணக்கூடிய வாழ்க்கை இது வந்து இருந்து யாரோ என்னை இயக்குகிறான் நான் இயங்குகிறேன் சரி ரெண்டு கோண்ட வித்தியாசம் பார்த்தீங்க இல்லையா முதல்ல ஒரு ஆள் என்ன சொல்றாங்க நான் கஷ்டப்பட்டேன் நான் <clears throat> நான் படிச்சேன் நான் நல்ல வேலைக்கு வந்தேன் நான் காசு சம்பாதிச்சேன் நான் இப்படி இருக்கிறேன் என்ன ஒன்று என்னை ஒருத்தன் இயக்குகிறான் இந்த என்னை ஒருத்தன் இயக்குகிறான்னு சொல்றது சும்மா டயலாகு சொல்றது கிடையாது சரியா இது வந்து என்ன சொல்றது இது வந்து ஆட்களை திருப்திப்படுத்துறதுக்கோ இல்லைன்னா இந்த ஒரு தாழ் தாழ்ந்த மனப்பான்மை தாழ்ந்த மனப்பான்மையா ஒரு தாழ்வு மனப்பான்மையில அவங்க வந்து சொல்றது கிடையாது உண்மையே சொல்றாங்க உண்மையே என்ன சொல்றாங்கன்னா எப்பா எனக்கு தெரியாது ஏதோ நடக்குது நான் வாழ்க்கையில போயிட்டு இருக்கேன் ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னா இந்த நான் நான் உள்ள ஆட்கள் அவங்க அந்த நான்ங்கிறது வந்து ஸ்ட்ரெட்டியா நிற்கும் சரியா வேற யாரு இந்த நானை தவிர வேற யாரு உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு கேட்டாச்சுன்னா தெரியாது அவங்களுக்கு வாழ்க்கையில ஒரு ஒரு அடி அப்படின்னு வரும்போது என்ன நடக்கும்னா இந்த நான் ஷேக் ஆகும்போது வேற யார சார்ந்து இருக்கணும் இல்லைன்னா வேற எங்க இருந்து ஹெல்ப் வருங்கிறது அவங்களுக்கு தெரியாது இப்போ எனக்கு வந்து ஒரு பிரச்சனை எனக்கு வந்து நாலு ஃப்ரெண்ட்ஸ் சுத்தி இருக்கிறாங்க அம்மா அப்பா இருக்கிறாங்க அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி இந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க இவங்க இத்தனை பேர் இருக்கும்போது நான் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா நான் டல்லாக சரியா ஏன்னா எனக்கு வந்து அந்த ஹோப் இருக்கும் அது நம்பிக்கையே நம்பிக்கை கிடையாது நான் திருப்பியும் சொல்றேன் அந்த ஹோப் வந்து அப்படின்னா எனக்கு இவங்க இவங்க எல்லாம் இருக்கிறாங்க ப்ராப்ளம் இருக்காது எனக்கு பிரச்சனை கிடையாது அவங்க பண்றாங்களா இல்லையா அது ரெண்டாவது ஆனா எனக்கு வந்து ஐ எம் ஆல் ரைட் அது வந்து உள்ள இருந்து சொல்லும் இந்த நான் நான் நான் என்ன சொந்தமாவே எல்லாம் பண்ணி நான் அவங்கள குறை சொல்ல சரியா அவங்களோட வாழ்க்கை முறை வந்து அப்படியே அவங்க அப்படிதான் வளர்ந்துருக்குறாங்க என்ன சொல்றது வாழ்க்கையை அனுபவிச்சிருக்கிறாங்க என்ன சொல்றது எல்லாத்தையுமே அவங்க அடைந்ததும் அவங்களோட கஷ்டப்பட்ட முயற்சியில தான் இதெல்லாம் ஓகே ஆனா அவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் உண்டு என்னன்னா அவங்கள எல்லாம் இயக்கிட்டு இருக்கக்கூடியது கடவுள் அவங்கள மட்டும் இல்லை எல்லாருமே எல்லாத்தையுமே இயக்கக்கூடியது எல்லாருக்கும் கூடாலும் பக்கத்துல இருந்து இயக்கக்கூடிய கடவுள் அவங்க அந்த இதை மொத்தமா விட்டுறாங்க விட்டுட்டு நான் நான் நான் அப்படின்னு ஆடிட்டு இருக்கிறாங்க அந்த ஒரு பெரிய பிரச்சனை வரும்போது இந்த நானே ஆடும்போது அவங்களுக்கு யார்கிட்ட ஹெல்ப் போடணும்னு தெரியும் அப்பதான் அந்த ஹோப்புங்கிற கான்செப்ட் மொத்தமா போயிடும் அதனால தான் அவங்க வந்து டிப்ரெஷன் அந்த மாதிரி எல்லாம் உள்ள அது டிப்ரெஷனுக்கு உள்ளால போயாச்சுன்னா எனக்கு வாழ்க்கை முடிஞ்சது அதுதான் அந்த பாயிண்ட் தான் வந்து டிப்ரெஷனோட ஸ்டார்டிங் அது ஒரு பாதாள குழிமை அது உள்ளால விழுந்தாச்சுன்னா வெளியில வர்றது வந்து ரொம்ப கஷ்டம் அது நம்ம வார்த்தையால சொல்லி அப்படின்னு எல்லாம் நம்ம ஈஸியாலாம் கொண்டு வர முடியாது ஸோ என்ன சொல்றீங்கன்னா இப்போ அதுல அந்த விஷயத்துல இந்தியால எல்லாம் இவ்வளவு பரவாயில்ல ஏன்னா நம்ம வந்து கடவுள் கடவுள் கடவுள் கடவுள்னு எல்லாம் சொல்லி கொடுத்து வளர்க்குறோம் குழந்தைங்க எப்படின்னா அந்த குழந்தைங்க வந்து ஓகே நமக்கு ஒரு பிரச்சனைனா கடவுள்கிட்ட கேட்கலாம் அட்லீஸ்ட் அந்த ஃபர்ஸ்ட் லெவல்லையாவது அவங்க அப்படி இருக்கும் இந்த கடவுளையே சுத்தமா யாருமே ஹெல்ப் இல்லாம தனியா வளரக்கூடிய ஆட்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்ததுன்னா இந்த ஹோப்புங்கிற கான்செப்ட் வந்து மொத்தமா போயிடும் ஸோ ஜென்ரலா என்ன சொல்றேன்னா எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் எவ்வளவு பெருசா வந்தாலும் நோ ப்ராப்ளம் ஏதோ சொல்லுவாங்களே இதுவும் கடந்து போகும் அவ்வளவுதான் ஹோப்பை மட்டும் விட்டக்கூடாது ஹோப்புன்னா திருப்பியும் சொல்றேன் அது நம்பிக்கை கிடையாது நான் முதல்ல சொல்ல நம்பிக்கை கிடையாது இது வந்து என்ன சொல்றது எதிர்பார்ப்பா ஏதோ ஒண்ணு ஸோ ஹோப் அதுக்கு இங்கிலீஷ் பேரு அடுத்தது இந்த அதாவது இந்த என்னன்னு சொல்லுவோம் இந்த ஹோப் ட்ரஸ்ட் கான்ஃபிடென்ஸ் பிலீவ் இதெல்லாம் வெவ்வேறு டேர்ம் சரியா அது இங்கிலீஷ்ல சொல்றாங்க ஹோப் வேற ட்ரஸ்ட்டுங்கிறது வந்து எனக்கு வந்து ட்ரஸ்ட்னா நான் வந்து ஷுவரா இது நடக்கும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறது அது வந்து ட்ரஸ்ட் பிலீஃப்னா இப்படி ஒரு நம்பிக்கை ட்ரஸ்ட்டுங்கிறது வந்து தீர்க்கமான நம்பிக்கை கான்ஃபிடென்ஸ் என்னது இது நடக்கும் அது தமிழ்ல அதை எக்ஸ்பிளைன் பண்றது ரொம்ப கஷ்டம் எனக்கு கஷ்டமா இருக்குது கான்ஃபிடென்ஸ்னா மன உறுதியா உறுதி அப்படின்னு சொல்லுவோம் ஸோ ஏதோ அந்த ஹோப்புக்கு வேர்டை மட்டும் நீங்களே அது பார்த்துக்கோங்க அடுத்தது மைண்ட்ல ஸ்டோர் பண்ணக்கூடிய விஷயங்கள் அதுல வந்து ரொம்ப கேர்ஃபுல் மைண்ட்ல ஸ்டோர் பண்ண விஷயம்னா எதை மீன் பண்ணனா நம்ம வந்து காலையிலேருந்து ராத்திரி வரையும் ஒவ்வொரு விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம் ஆயிரத்தெட்டு விஷயங்கள் ஒரு நாளைக்கு பண்ணுவோம் இதுல மைண்ட்ல ஸ்டோர் ஆகிறது ஸ்டோர் ஆகக்கூடிய விஷயங்கள் இந்த சந்தோஷமான விஷயங்கள் அது போய் அப்படி லைட்டா இருந்துட்டு கொஞ்ச நேரம் இருக்கும் ம் அதுக்கப்புறம் அது ஹாப்பியா ஒதுங்கிடும் பிரச்சனை கிடையாது ஆனா இந்த துக்ககரமான விஷயங்கள் இல்லைன்னா சங்கடம் தரக்கூடிய விஷயங்கள் ஒரு நாள் ஏதாவது நடக்குதுன்னா அது வந்து மனசுல ஆழம் பதி இது ரெகுலரா நடக்கக்கூடியது ஒரு நாளைக்கு பத்து விஷயங்கள் நடக்குதுன்னா அந்த பத்துல மினிமம் எட்டாவது ஸ்ட்ராங்கா பத்தி சோ என்ன சொல்றேன்னா இந்த மனதுல பதியக்கூடிய விஷயங்களை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா அனலைஸ் பண்ணி இது உண்மையிலேயே தேவையாங்கிறத மட்டும் ஸ்டோர் பண்றதுக்குள்ள கெப்பாசிட்டி நமக்கு இருக்கும் அது பண்றோமோ இல்லையோ ஆனா அதுக்குள்ள கெப்பாசிட்டி இருக்கும் கெப்பாசிட்டின்னா என்ன இப்போ சின்ன வயசுல வந்து ஏதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஸு கிட்ட சண்டை போட்டிருப்போம் நல்லா க்ளோஸா இருந்திருப்போம் சண்டை போட்டிருப்போம் அந்த அந்த சண்டை அது வந்து மனசுக்குள்ளால இருக்கும் சண்டையா இருக்காது ஆஹ் ஏதோ ஒரு ஒரு பேட் ஈவெண்ட் ஒரு மோசமான நிகழ்வு நமக்கு மைண்டுக்குள்ள அது இன்னைக்கோ நாளைக்கோ நாளானைக்கோ என்னைக்காவது ஒரு நாள் அது வெளியிடும் அது நம்ம மனசுல தான் வந்து அது ஆக்குபை பண்ணிட்டு இருக்கு அது தெரிஞ்சு சரியா இப்போ ஒரு ஆள் இறக்குறாருன்னா அவருக்கு மைண்ட்ல ஸ்டோர் ஆயிருக்கக்கூடியது எல்லாமே அவரோடலேயே போயிடும் மற்றவங்கள வந்து அதை அஃபெக்ட் ஆக போறதே கிடையாது ஸோ அதே மாதிரி நம்ம மைண்ட்ல நமக்கு மோசமான ஒரு நிகழ்வு இருந்ததுன்னா அது நம்மளுடைய மனசுல தான் ஸ்டோர் இருக்கும் எவ்வளவு தூரத்துக்கு அதை வெளியில எடுத்து போட முடியுமோ அந்த தூரத்துக்கு நமக்கு நல்லது சரியா அதாவது நம்மளுடைய எண்ணங்கள் இல்லைன்னா நம்மளுடைய எண்ணங்கள் கூட கிடையாது ஏன்னா அது வந்து நமக்கு மைண்ட்ல இருந்ததுன்னா கான்சியஸ் மைண்ட்ல இருந்ததுன்னா ரொம்ப ஈஸி அதை அட்ரஸ் பண்ணாம விட்டோம்னா சிலது வந்து அந்த டீப்பா உள்ள போய் ஸ்டோர் ஆகும் அந்த சப்கான்சியஸ் மைண்ட்னு சொல்லுவோம் அந்த சப்கான்சியஸ் மைண்ட்ல ஸ்டோர் ஆச்சுதுன்னா அது ஒவ்வொரு நாளும் ஞாபகப்படுத்தி பார்க்கக்கூடிய விஷயம் கிடையாது அது உள்ள எங்கேயோ கிடக்கும் அப்படியே இருக்கும் என்னைக்காவது ஒரு நாள் வெளியில வரும் அத முடிஞ்ச வரைக்கும் அதை எடுத்து வெளியில போட முடியுமான்னு பாருங்க உங்களுக்கு தெரிஞ்சது அது போட முடியுதா இல்லையாங்கிறது ரெண்டாவது ஆனா அதுக்குள்ள அந்த அந்த விஷயத்த நான் சொல்றேன் அது என்ன என்ன கான்செப்ட்லான்ட்டு அதுக்கு வந்து நிறைய எக்ஸ்ட்ராவும் இது வேணும் திறமை திறமை கூட கிடையாது வில் பவர் வேணும் இல்லைன்னா மன்னிக்கக்கூடிய திறமை வேணும் மறக்கக்கூடிய திறமை வேணும் இதை மாதிரி நிறைய ஸோ ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன்னா இப்போ நம்ம வந்து சித்தாந்தம் ஆன்மீகம் ஆய்வு இன்னெல்லாம் பேசிட்டு இருக்கிறோம் முன்னாடி நடந்த ஒரு ஒரு சண்டை ஏதாவது உங்க உங்க ஃப்ரெண்ட்ஸு நல்லா க்ளோஸா இருந்திருப்பீங்க ஏதோ ஒரு ரீசன்னாலும் சண்டை போட்டு பிரிஞ்சுப்பீங்க பல வருஷமா பேசாம இருந்திருப்பீங்க இருந்திருக்கலாம் அவங்களோட நம்பரை ஃபோன் நம்பரை எடுங்க எடுத்துட்டு ஜஸ்ட் அடிங்க அடிச்சு ஹலோ நான் ரமேஷ் பேசுறேன் ரொம்ப நாள் ஆச்சுதே அதான் சும்மா அடிச்சேன் என்ன சொல்றாங்கன்னு கேளுங்க பேசுனாங்கன்னா பேசுங்க இல்லைன்னா ஆ ஓகே ஓகே இது இது ஆக்சுவலா பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஒன்னும் ஒன் மினிட் ஒன் மினிட்ல இது எவ்வளவு நான் சொன்னது எல்லாத்தையும் பண்ணிடலாம் எத்தனை பேருக்கு அதை பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது அது ஆன்மீகம் ஏன்னா இப்படி ஒரு செயலை பண்றதுக்கு இதுல நிறைய இருக்குது இதெல்லாம் தான் வந்து ராமாயணம் மகாபாரதம்னு சொல்லி கதை கதை கதை கதையா எழுதி வச்சிருக்கிறாங்க சரியா இதுக்கு பேர் தான் உண்மையான போர் ஒரு போன் எடுக்கும்போது என்னதுன்னா ஆயிரத்தெட்டு ஞாபகம் வரும் ஆமா அன்னைக்கு அதை அப்படி சொன்னான் இன்னைக்கு இப்படி சொன்னான் என்ன இவ்வளவு கேவலப்படுத்துறான் நான் அவனுக்கு போன் பண்றதா போச்சு நீங்க தோத்துட்டீங்க எடுத்து ஃபோன் நம்பரை டைப் பண்ணிட்டு கால் பட்டனை அம்சாம விட்டாச்சுன்னா தோத்துட்டீங்கன்னு அர்த்தம் மனசு சொல்றதை கேட்காது ஆரம்பிங்க மனசு சொல்றது கேட்கவே வேண்டாம் இதுல எந்த கெடுதலும் வரப்போறது கிடையாது இப்ப இது என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா அந்த பழைய நிகழ்வுகளை சரியா ஒரு ஒரு வைராக்கியம் ஒரு வைராக்கியம் இருக்குது தெரியுமா அந்த வைராக்கியம் அவங்க மைண்ட்ல இருக்குதோ அது அதை பற்றி நமக்கு கவலையே கிடையாது சி உலகத்துல உங்களை பற்றியோ இல்லைன்னா என்னை பற்றி கவலைப்படக்கூடியது நான் மட்டும்தான் உங்களை பற்றி கவலைப்படக்கூடியது நீங்க மட்டும்தான் அப்படித்தானே ஸோ உங்களை நல்லா உங் அதாவது உங்களுடைய மனதையும் உங்களுடைய உடம்பையும் நல்லா வைக்கணும்னு சொல்லி உங்களை தவிர வேற யாருமே ஆசைப்பட போறது கிடையாது முதல்ல ஸோ இது வந்து உள்ள இருக்கக்கூடிய ஒரு அழுக்கை இல்லைன்னா ஒரு விஷம் இது வந்து வெளியில எடுத்து போடுற மாதிரி வெளியில எடுத்துனா சும்மா எடுத்து போடுறது கிடையாது முன்னாடி ஏதோ விஷயத்தினால பேசாம இருக்கக்கூடிய ஆள்கிட்ட நல்லா இருக்கிறீங்க இருக்கிறியா அப்படின்னு கேட்கறதுக்கு பயங்கர துணி வேணும் தைரியம் வேணும் மன்னிக்கக்கூடிய திறமை வேணும் மறக்கக்கூடிய திறமை வேணும் ஸோ இது எல்லாம் இருக்குதா இல்லையா உங்களுக்கு இருக்குதா இல்லையான்னு சொல்லி நீங்களே ட்ரை பண்ணி இதுதான் என்ன சொல்றது சித்தாந்தம் ஆன்மீகம் அந்த லைன் ஈஸி கிடையாது திருப்பியும் நான் சொல்லுவேன் ஸோ <clears throat> அதை ட்ரை பண்ணி பாருங்க உங்களால முடியுதா இல்லையான்னு உங்களுக்கே தெரியும் அடுத்தது மனசாட்சி மனசாட்சி முடிஞ்ச வரைக்கும் மனசாட்சின்னு ஒரு விஷயம் இருக்குதுங்கிறத மறக்காம இருங்க மனசாட்சி என்ன இப்போ நான் ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கும்போது அது நல்லதா இருந்தாச்சுன்னா உள்ள இருந்து சவுண்டே வரும் அதாவது எல்லாருக்கும் வந்து மனசாட்சி பேசணும் எல்லாம் கிடையாது மன மனசாட்சின்னு முதல்ல என்ன ஒரு கெட்ட விஷயத்த நான் பண்ண போறேன்னா உள்ள இருந்து ஏதோ ஒண்ணு அப்படி என்ன அப்படி ஒரு இப்படி பிடிக்கும் அது பண்ணாத அது சும்மா சொல்றது நம்ம கையை காலை கட்டியெல்லாம் போடாது அப்படியெல்லாம் போடாது இது எல்லாருக்கும் நடக்கணும் கிடையாது உம் சரியா அதாவது எந்த அளவுக்கு இந்த மோசமான விஷயத்துல இருந்து ஒதுங்கி இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த மனசாட்சிக்கு கூடால ஒண்டி இருக்கு ஃபுல்லா கெட்டது பண்ணிட்டு இருந்தோம்னா இந்த மனசாட்சின்னு ஒரு கான்செப்ட் இருக்கதே தெரியாது தெரியவே தெரியாது நம்ம பாட்டுக்கு அடிச்சு தாக்கிட்டு போயிட்டே இருப்போம் கெட்டதாட்டு அந்த கெட்டதுல இருந்து ஒரு நல்ல ஸ்டெப் எடுத்து ஓகே எப்பா ஒண்ணு நல்லது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நல்லது பண்ணோம்னா பண்ணி முடிச்சாச்சு வீட்டுக்கு வந்துட்டோம் அடுத்த வாட்டி ஒரு தப்பு பண்ண போகும்போது இந்த புள்ள இருந்து லைட்டா ஒரு ஒரு ஒரு ஒரு சவுண்டு வரும் சவுண்டுன்னா என்ன சொல்றது உண்மையிலேயே பண்ணணுமா வேண்டாம் அது வந்து அந்த மனசாட்சி என்பது கடவுளுடைய கடவுள் பேசுறதுக்கு ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு கருவி அப்படின்னு வச்சுக்கோங்க மனசாட்சி என்பது கடவுள்க வாய்ஸ அதாவது பேசுறத கேட்க நாம் கேட்கக்கூடிய ஒரு கருவிதான் மனசாட்சி முடிஞ்ச வரைக்கும் மனசாட்சியை கேட்டு பண்ணு எல்லாமே நீங்க பண்ணக்கூடியத இல்ல நான் பண்ணக்கூடியத நல்லது கெட்டது நீ அடுத்தவங்க தீர்மானிக்கிறது கிடையாது நம்ம நல்லா இருக்கணும்னா நம்மளுடைய மனசாட்சிக்கு விரோதமாக நாம் தப்பு பண்ணக்கூடாது அப்ப ஏன்னா அந்த மனசாட்சிக்கு விரோதமா தப்பு பண்ணும்போது தான் அதுக்கு பேர் பாவம் உம் அந்த மனசாட்சிக்கு விரோதமாக தப்பு பண்ணக்கூடாது அந்த மனசாட்சியை கேட்க முடியுமான்னு பாருங்க லிசன் பண்ண முடியுமா அதை ட்ரை பண்ணு ஒரு விஷயத்த பண்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா ஸ்டாப் பண்ணும் அந்த மனசாட்சிங்கிறது இது என்ன சொல்றது பெரிய உத்தமனுக்கு தான் இந்த மனசாட்சி ஒருத்தான் அப்படின்னு எல்லாம் கிடையாது ஒரு நல்ல விஷயம் ஒரு நல்ல விஷயம் பண்ணிட்டு நிதானம் அடுத்த கெட்ட கெட்டது பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு கெட்டதுன்னு தெரிஞ்சதுனாலே போதும் புரியுதா அதாவது நான் பண்றது கெட்டதுன்னு தெரியாம நான் பண்ணிட்டு இருந்தேன்னா தான் பிரச்சனை பெரிய பிரச்சனை ஏன்னா கண்டினியூஸா நான் தப்பு பண்ணிட்டே இருக்கேன் ஆனா நான் பண்ண போறது வந்து கெட்ட விஷயம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சதுனாலே மனசாட்சி வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை வந்து ஒர்க் அவுட் ஆகுதுன்னு அர்த்தம் ஒர்க் அவுட் பண்ணுதுன்னு அர்த்தம் அடுத்தது நான் நான் ஒரு நிமிஷம் யோசிக்கிறேன் இது பண்ணணுமா அப்படின்னு கேட்கும்போது இருந்து ஒரு சவுண்ட் நம்ம கூட பேசும் அதாவது நான் நான் பிடிச்சிட்டு இருக்கிறோம் இல்லையா அந்த நான் கிடையாது இந்த பேசக்கூடிய மனசாட்சி நான் என்பது அது வேற சரியா இது வேற இது வேற கம்ப்ளீட்டா வேற இப்ப நான் வேற நீங்க வேறங்கிற மாதிரி நான் வேற நான் அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கல அந்த நான் வேற இந்த மனசாட்சி என்பது வேற அது கேக்கும்போது அதுக்குல இருந்து அது அது அது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் எப்படின்னா இது நான் ரெண்டும் வேற வேறன்னு சொல்றேன் ஆனா மொத்தமா பார்க்கும்போது எல்லாம் ஒண்ணு சரியா ஆனா இந்த நான் அந்த ஆஸ்பெக்ட்ல பார்த்துட்டு இருக்கும்போது நான் ஒரு விஷயத்த பண்றேன் நான் ஒரு அட்வைஸ் கேட்குறேன் இப்படி பண்ணலாமா வேண்டாம் அப்படின்னு ஒரு ஆன்சர் வந்ததுன்னா அப்படி இருக்கும் அந்த ஆங்கிள் அது கம்ப்ளீட்டா வேற ம் ஸோ மனசாட்சிக்கு எதிராக பண்ணாதுங்க எந்த விஷயமுமே டைம் ஆச்சுது இனி அடுத்த வீடியோவில் மைண்டோட வேற ஏரியாஸ் பற்றி பார்க்கலாம் நன்றி